அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயிலில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் ஸோ இதில் கரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கால் வந்து அப்படி ட்ரேடிங் வந்து போயிருக்கு பைக்கால் பார்த்திங்கன்னா நைன் ஃபோர் டூ எயிட்டில் பை பண்ணலான்னு ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ் வந்திருக்கு வந்துட்டு அப்படியே அந்த பையிங் ரேஞ்ச்லேயே ட்ரேடிங் போயிருக்கு ஒரு ஃபோர் மினிட்ஸில் மார்க்கெட் ரைஸ் ஆச்சு அகெயின் பையிங் ரேஞ்ச் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாரட் ரீச் ஆயிருக்கு ஸோ நம்ம எவ்ரிடே பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இதை தான் ரொம்ப மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் வந்துச்சு அந்த கால் தான் இந்த பை கால் ஸோ இது வந்து மார்னிங்கில் வந்த கால் ஸோ இந்த ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் டென் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ ஆச்சு நல்ல second target break out market rise ஆச்சு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் பிரேக் அவுட் ஆச்சு ஆஃப்டர் ஒரு ஒன் டென்க்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் சைடு இறங்கினால நமக்கு செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் வந்திருக்குன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு sell at nine four double eight அப்படின்ட்டு நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தான் அந்த சார்ட் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதுவே கேண்டலினுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி பிரேக் அவுட் எப்போ கிடைக்குதுன்னு பார்க்கும் அந்த பிரேக் அவுட் கிடைக்கும் போது கேண்டலினுடைய கலரை சேஞ்ச் பண்ணி பைட்டன்னா க்ரீன் கலர் செல்ட்ரன்னா ரெட் கலர்னு கலரை மாற்றி என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் உங்களுடைய வேலை டெய்லி இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இந்த சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அந்த சார்ட்டில் வர கால்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது நம்ம க்ரூட் ஆயில் கமாடிட்டி இது மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் ஒரு டுவெல் பிஎம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் மித்ததுன்னா நமக்கு ஈக்விட்டிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்னிங் மார்க்கெட் தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல் கால் ஜெனரேட் ஆயிருக்கு நைன் ஃபோர் எயிட்டி எயிட்டில் செல் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கு ஸோ வந்திருக்க அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது கீழே ரெண்டு ரெட் கலர் ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல அதான் first target second target line மேலே இருக்க லைன் பார்த்தீங்கன்னா லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி stop loss line so daily video பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் தான் ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோம் நம்ம கிடைச்ச செல் கால் ஒரு எயிட் மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் கேண்டலினுடைய லோ கூட பிரேக் அவுட் பண்ணல ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி தான் க்ரூட் ஆயில் சார்ட் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நம்ம டெய்லி வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான் நமக்கு நல்ல ப்ராஃபிட்ஸும் வரும் தான் பட் இன்றைக்கி நமக்கு லாஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை பற்றின டீட்டெயில் இன்னும் வேணும்னா சேனல் வீடியோஸ் பாருங்கள் தேங்க்யூ